வணக்கம் இன்றைக்கி நாங்கள் Bank Nifty thirty one thousand call ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணோம் அது இப்போ டூ தௌசண்ட் ருபீஸ் மேலே ப்ராஃபிட்ஸ் போய்கிட்டு இருக்கு சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங்பல் செலக்ட் பண்ணிக்கோங்க அது மூலிமா தொடர்ந்து கண்டினியூஸ் அப்டேட்ஸ் வரும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் நேம் என்ன சிகமாடி டிட்டேடர் இன்றைக்கி ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணியிருக்கோம் அந்த ஸ்ட்ராட்டஜி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் வாங்கலாமா விற்கலாமா அப்படின்னு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லெவன் ஃபிஃப்டிக்கு பை கால் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கு பை கால் ஜென்ரேட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிறதுக்கு முன்னாடியே டார்கெட்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கு ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூஸாக கால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துட்டே இருக்கும் நீங்கள் டெய்லி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும் இன்றைக்கி காலைல டென் ஃபார்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா செல் கால் வந்திருக்கு thirty one thousand two seventy டூவில் அதுவும் செகண்ட் டார்கெட் வரைக்கும் ரீச் ஆயிருக்கு அதுக்கு ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா பைக்கால் இன்னைக்கு டிசம்பர் டுவெண்ட்டி நைன்த் ஓப்பனிங்லேயே வந்திருக்கு அதுவும் மார்க்கெட் நல்லா ரைஸ் ஆகிருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு கால்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் நீங்கள் இது வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலே போதும் உங்களுக்கு பை பண்ணணுமா செல் பண்ணணுமான்னு வரும் இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டியும் சரி நிஃப்டியும் சரி இன்றைக்கி ஓப்பனிங்கும் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு ரொம்ப பாசிட்டிவான ஓப்பனிங் இருக்கலே மார்க்கெட் ரொம்ப பீக்கான ஒரு ரேஞ்சில் ட்ரேட் ஆச்சு ஓவர் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிஃப்டி வந்து ஃபோர்டீன் தௌசண்ட் வரைக்கும் மார்க்கெட்டு ட்ராவல் ஆச்சு டென் ஓ கிளாக் வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருந்துட்டு மார்க்கெட் ரிவர்சல் வந்துச்சு பேங்க் நிஃப்டியும் வந்து டென் ஓ கிளாக் வரைக்கும் ஸ்ட்ராங் ஆகிட்டு ஒரு டென் ஃபார்ட்டி லெவன் போல் பார்த்தீங்கன்னா ரிவர்சலில் வந்து இறங்குச்சு ஸோ நாங்கள் வந்து அந்த சமயத்தில் தான் பார்த்தோம் ஒரு லெவன் லெவன் தேர்ட்டி அந்த டைமிங்லலாம் வந்து ரொம்ப லோவில் வந்து ஏறி ட்ரேடிங்ஸ் வந்து போய்கிட்டு இருந்துச்சு ஸோ அப்போதைக்கு தான் நாங்கள் என்ட்ரி வந்து எடுத்தோம் பேங்க் நிஃப்டியில் ஒரு லாட் பை பண்ணியிருந்தோம் பை பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டே இருந்துச்சு ஒரு டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்டில் தான் வந்து ப்ராஃபிட்ஸ் போய்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட் வந்து இப்போ ஒன் ஓ கிளாக் போல் பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் ஆச்சு இது இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் ஹையில் வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு அந்த ரேஞ்ச் வரைக்கும் இன்றைக்கி வந்து பிரேக் அவுட் வந்து கொடுத்துச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து ரிட்டன் ஆகிற மாதிரி இருக்குது ஸோ நாங்கள் வந்து ஆப்ஷன் வந்து பார்த்தோம் இன்னைக்கு வந்து ரொம்ப பெருசாக எடுக்கல ஒரு லாட் அந்த மாதிரி தான் எடுத்தோம் பட் நல்ல ஒரு இந்த மணியாக தேர்ட்டி ஒன் தௌசண்ட் அந்த மாதிரி எடுத்தோம் ஸோ இந்த மணி எடுத்தோம்னா கொஞ்சம் ஏறினாலே போதும் நல்லா வந்து மூவ்மெண்ட் கொடுக்குன்றனால இந்த மணி எடுத்தோம் லாட் ஒன்று தான் வந்து எடுத்தோம் ஏன்னா மார்க்கெட் ரொம்ப பீக்கில் இருக்குது சப்போஸ் நம்ம ஆவரேஜ் பண்ணணும்னா லாட்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னாலும் நம்ம கையில் வந்து ஃபண்டு வச்சுக்கணுன்றக்காண்டி நாங்கள் வந்து ஒரு லாட்டு தான் எடுத்தோம் ஸோ எடுத்தது வந்து நல்லாவே வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து கொடுத்துருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா four thousand four thousand eight hundred nine hundred அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் ப்ராஃபிட்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இப்போ ஃபைவ் தௌசண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்ஸை வந்து கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுத்துட்டோம் மார்க்கெட் இன்னமும் கூட ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட் ஏறிச்சு பட் அதை எங்களால் புக் பண்ண முடியல ஸோ அதுக்குள்ளக்க மார்க்கெட் வந்து ரிவர்சல் வந்து வந்துக்கிட்டு இருக்குன்றனால ஸோ இந்த ரேஞ்சில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டியில் ஸ்பாட் வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் டிசம்பர் ஸோ இது வந்து மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் பீக்கில் இருக்குது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ரொம்ப பையிங் ட்ரெண்டில் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ அதனால் நல்லா குயிக்காகவே வந்து பையிங் வந்து போகலை அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நாங்கள் மார்னிங் மார்க்கெட் வந்து அப்சர்வ் பண்ணல மார்னிங் கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் தான் ட்ரேடிங்கை வந்து அப்சர்வ் பண்ணோம் ஸோ டென் ஓ கிளாக் அப்புறம் பார்த்தோம் மார்க்கெட் இறங்கிக்கிட்டு இருந்துச்சு நல்லா ஏறிட்டு ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக தான்